வணக்கம் என் பெயர் சந்தியா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு பிடித்த அம்மா நான் அழுகும் போது என்னை சிரிக்க வைத்த முகம் என்றுமே என்னை வெறுக்காத குணம் மற்றவர்கள் காட்டாத குணம் என்றுமே என்னை வெறுக்காத மனம் அவளின் இதயம் துடித்தது என்றால் என் இதயம் துடிக்கும் அவள் அழுதாள் என நானும் அழுவேன் என்னை என்னை பார் என் அம்மாவை பார்க்கும் போதே மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு நச்சினை வானொலி சேவை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக டபிள்யூ டபிள்யூ டாட் நச்சினை டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு துளிதான் பெருவெள்ளம் என் கண்ணில் உள்ளே நிற்கும் போதும் தெரியும் என் அம்மாவை நான் உயிராக நினைப்பேன் என்றுமே உலகத்தில் பெரிய பரிசு அம்மா நான் உண்மையாக சொல்ல விரும்புகிறேன் உலக ராணி அம்மா